அற்புதமே அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே பிள்ளைகள் கதி அறிந்து மனம் கனிந்துருகி கனிரசம் பெருக மகனிடம் பரிந்திட்ட மாமரியே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே அன்னையின் திருத்தேருக்கு முன்னால் மிக்கேல் வானதூதருடைய தேரும் புனித செபஸ்தியாருடைய தேரும் அதனை தொடர்ந்து புனித பதுவை அந்தோணியாருடைய தேரும் நான்காவது தேராக கனவின் புனித சூசையப்பருடைய தேரும் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த ஐந்து தேர்களும் காண்பதற்கு கண்ணை கவருகின்ற வண்ணம் வண்ண விளக்குகளால் மனம் கொடுக்கின்ற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நம்முடைய வணக்கத்துக்குரியவர்கள் புனிதர்கள் என்பதும் நமக்காக பரிந்து பேசுகிறவர்கள் என்பதையும் காட்டும் வண்ணம் அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் என்று அவர்களை தேரிலே சுமந்து வேளாங்கண்ணியின் வீதிகளில் கொண்டு சென்று வேண்டும் வரம் தருகின்ற வேளாங்கண்ணி திருத்தலத்தில் அன்னை வழியாக புனித மிக்கேல் வானதூதர் வழியாக புனித செபஸ்தியார் வழியாக புனித கனவின் புனித சூசையப்பர் வழியாக வேண்டும் வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள மக்கள் தங்கள் வணக்கத்தை காட்டும் வண்ணம் இந்த திருத்தேரை தாங்கி செல்கிறார்கள் பக்தர்கள் பரவசத்துடன் பெண்கள் ஆண்கள் என்று ஒழுங்காக பக்தியோடு வாய் நிறைய ஆவே மரியா மரியே வாழ்க என்று சொல்லிய வண்ணம் மன்னக மக்கள் விண்ணகத்தில் வாழ்கின்ற புனிதர்களுக்கு காட்டுகின்ற வணக்கத்தையும் மன்னகத்தில் வாழ்கின்ற நமக்காக விண்ணகத்தில் புனிதர்களும் அன்னையும் பரிந்து பேசுகின்ற அந்த விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் வண்ணம் இன்றைய தேர்ப்பவனி இருக்கிறது தேவ பிள்ளைகளே இன்றைக்கு மூன்றாம் நாள் அன்னையினுடைய திருவிழாவுக்கான நவநாளிலே அன்னை மரியால் நோயாளிகளின் ஆரோக்கியம் அன்னை மரியால் ஆரோக்கிய அன்னை அனைவருக்கும் ஆரோக்கியம் வழங்குகின்ற அன்னை என்பதை Mary health of the sick என்பதை நாம் காண்கின்றோம் விடியல் காலத்தின் நட்சத்திரமும் பாவிகளின் அடைக்கலமுமாக இருக்கின்றவள் அன்னை மரியால் என்பதை அன்னையின் மன்றாட்டு மறையிலே நாம் பார்க்கிறோம் அன்னைக்கு செலுத்துகின்ற மன்றாட்டுகளில் அன்னைக்கு செலுத்துகின்ற வணக்கங்களில் மிக முக்கியமானதாக இருப்பது ஆண்டவருடைய குணமளிக்கும் பணியை ஆண்டவருடைய குணமளிக்கும் வாஞ்சையை அன்னை அவள் வேலை நகரிலிருந்து வேண்டி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் என் மகன் வழியாக உங்களுக்கு அருள் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் நலம் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறை நீங்கும் என்று சொல்லி எலிசபெத் அம்மாள் வீட்டுக்கு சென்றவள் அங்கே மகிழ்ச்சியை உண்டாக்கியது போல காணா ஒரு திருமணத்திற்கு சென்றவள் குறைபட்டிருந்த ரசத்தை பொங்கி வழிய தன் மகனிடம் பரிந்து பேசியது போல கலங்கி போய் பயந்து கொண்டிருந்த சீடர்களுக்காக பரிந்து பேசி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுத்தது போல நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிறைவை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொடுத்து நிறைவளம் பெற்றவர்களாய் குறையின்றி நலமாக இருக்க ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தேர் இப்பொழுது தேவ ஆலயத்தின் முன்னால் வந்து நிற்பதை பார்க்கிறோம் ஆலயத்திற்கு முன்னால் அணிவகுத்து நிற்கின்ற தீமைகளுக்கு எதிராக போர் புரிகின்றவளாக வல்லமையுள்ள தேவையாக சாத்தானை இயேசுவோடு சேர்ந்து எதிர்த்தவளாக பாவத்திற்கு எந்த விதத்திலும் இடம் கொடுக்காதவளாக பாவிகளின் அடைக்கலமாக இருந்த அன்னை ஆலயத்திற்கு முன் வந்து நிற்கிறார் அந்த அன்னையை நோக்கி பாடலோடு தியானிப்போம் நிற்கிறது எல்லோரும் பக்தியோடு அமைதியாக இருங்கள் மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள நாடுகளிடையே அமைதி நிலவ மக்களிடையே அன்பு பெருக நம் உடலும் உள்ளமும் நலம் பெற நமது குடும்பங்கள் செழிக்க சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய் சூரியனை போல் ஒளியுள்ளவராய் போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையைப் போல் அச்சம் தருகின்றவராய் விடியற்காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார் என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கின்றது ஏனெனில் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினான் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்ப ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதை அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையில் இருந்து அகற்றியுள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் கையராய் அனுப்பி விடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் எந்தெந்தும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய் சூரியனை போல் ஒளியுள்ளவராய் போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய் விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யா ஜென்ம பாவமின்றி உற்பவித்த மரியாயே உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கண்ணிகையை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவிழமானீரே உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோமாமே புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள புனித ஆரோக்கிய மாதாவே எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ள ஆரோக்கிய மாதாவே உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ள இந்தியா அவள் ஹெல்த் வேலாங்க பீஸ் இன் த வேர்ல்ட் இப்பொழுது அன்னையினுடைய திருத்தேரானது புனிதம் செய்யப்படவிருக்கிறது now the call of Our Lady of Good Health is going to be blessed தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய் ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக இறைவா புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும் இந்த திருத்தேர் பவனி வரும் இடங்களில் எல்லாம் உமது இறை ஆற்றல் செயல்படுவதாக இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும் இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை அமைதி எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் பொருள் நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்று தருவாராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே அன்னையின் திருத்தேரும் மற்ற தேர்களும் புனிதம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது அன்னையின் திருத்தேருக்கு தூவம் காட்டப்பட்ட பின் அன்னையின் திருத்தேர் ஆலயத்தின் முகப்பிலிருந்து கிளம்பி கடற்கரை சாலை வழியாக ஆரிய நாட்டு தெரு வழியாக மீண்டும் ஆலயம் வந்தடையும் இந்த தேர்பவனி நம்முடைய மனித வாழ்வின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அன்னையின் அன்பு பக்தர்களே உணர்ந்து உங்களது வலது கைகளை உயர்த்தி உங்கள் குரவொளி விண்ணை தொட அனைவரும் சப்தமாக சொல்லுங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க ஆவே மரியா ஆவே மரியா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்னை மரிமே அன்னை மறிமேல் கண்ணல் பூவை நம்முதே கண்ணி மறியாயே கன்னி மறியாயே வண்ண வண்ணலே மலர் அன்னை மறிமே அன்னை மறிமே கண்ணல் மரியாயே கன்னி மரியாயே வண்ண வண்டலி மலர் அன்னை மரியே அன்னை மறைந்த போ Thank you. Dear devotees of Our Lady of Valangani, as we go with our Blessed Mother in the car procession, let us meditate today's theme, Mary, the health of the sick. Especially only in Valangani, Our Lady is called the health of the sick, Our Lady of good health. Since Simon the Stock called Mary the medicine of sinners. St. Bonaventure has cautioned every one of us that we need to be careful, beware of decreasing even the slightest honor that is due to Mary. St. Ephraim, writing in the 4th century, calls Mary health itself, robust health for those who have recourse in her name. Salus infirmorum. This is a Latin form. Infirmus is a compound word of the prefix in meaning not. Its suffix firmus meaning firm. In the simple sense, it means not firm. Generally, it means weak, frail, feeble, not so strong or unhealthy. In the Psalm 124 words we read, For our help is in the name of the Lord who made heaven and earth. Prophet Isaiah chapter 49, 15 we read, Does a woman forget her child? In the same prophet, chapter 66, verse 13 says, As a mother comforts her child, so will I comfort you, and you will be comforted in Jerusalem. The Lord cares for us. Our God cares for us like a mother. He comforts us like a mother comforts her children. We are all entrusted to the maternal care of Our Lady of Velanganni. Let us appreciate the motherhood of Our Lady of Velanganni because our Lord in the Mount Calvary Gospel of John, chapter 19, verse 25 to 27, we read, He entrusted all of us as He entrusted the beloved disciple to our Blessed Mother. Mary also lovingly accepted John to be, to be her son. So, in the place of John, every one of us, we have become the sons and daughters of our Blessed Mother. So, my dear friends, the devotees of Our Lady of Velangani. It is taken from the litany of the Blessed Virgin Mary, the litany that was approved by Pope Sixtus the Fifth. Some titles taken from the litany. Similarly, Morning Star, Refuge of Sinners, Health of the Sick, they all resonate. They are all like the title or the theme that we meditate today Mary, the health of the sick. Mary is the morning star. Morning star is the symbol of hope. When you see a morning star in the early morning, we are very sure that soon the sun is going to arise. We may have darkness, we may have difficulties, we may have very serious illness, but nothing is impossible for God. More than that, when our Blessed Mother intercede for us, when Our Lady of Good Health intercede for us, we will be granted great and sound health. We will have a robust health through Our Lady. So, our devotion to Our Lady of Velangani is a confident assurance that she is our refuge. We can have recourse to her illness or any sort of deficiency or defect in our life. So, my dear friends, let us look at the beautiful face of our Blessed Mother and the graceful face of our little infant Jesus in her hand. அன்னையின் அன்பு பக்தர்களே அன்னையின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட வேளாங்கண்ணி நகரம் களை கட்டி கொண்டிருக்கிறது இந்த வேலை நகரில் ஒன்பது இரவுகளையும் பத்து பகல்களையும் கொண்ட அன்னையின் நவ நாட்களில் மூன்றாவது நாளிலே அன்னையை ஆரோக்கிய அன்னையாக நோயாளர்களின் ஆரோக்கியமாக இன்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அன்னை விடியற் காலத்தின் நட்சத்திரமாக இருக்கிறவள் நம் மகிழ்ச்சியின் காரணமாக இருக்கிறவள் இந்த அன்னை நாம் பாவிகளின் அடைக்கலமாக இருக்கிறவள் இந்த அன்னை நோயாளர்களின் ஆரோக்கியமாக இருக்கிறவள் என்று நாம் அன்னையின் மன்றாட்டு மாலையில் படிக்கிறோம் நாம் படிப்பதை விசுவசிக்கிறோம் அந்த அன்னை பாவிகளாகிய நம்முடைய அடைக்கலமாக வாழ்க்கையில் இருண்டு கிடக்கிறது எனக்கு விடியல் கிடைக்கவில்லை விடுதலை கிடைக்கவில்லை என் வாழ்க்கையில் இன்னும் விடியல் ஏற்படவில்லை என் பிரச்சனைகளுக்கு முடிவு வரவில்லை என்று இருக்கிற நமக்கு நான் தான் விடியற்காலத்தின் நட்சத்திரம் இதோ என் மகன் விடியலாக உதய சூரியனாக உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்ற நான் என் கரங்களில் கொண்டு வருகிறேன் என்று நம் வாழ்வின் நம்பிக்கையாக நம் வாழ்வின் மகிழ்ச்சியாக நம் வாழ்வின் நிறைவாக அன்னை வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஆரோக்கியம் என்பது உடலிலும் உள்ளத்திலும் முடிவெடுப்பதிலும் சிறப்பாக இருப்பது அந்த ஆரோக்கியத்தை நமக்கு வழங்குவதிலே ஆண்டவர் அக்கறையாய் இருக்கிறார் யோவா நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார் திருடன் கொல்லுவதற்கும் கொள்ளையிடுவதற்கும் அழிப்பதற்கும் இன்றி வேறெதற்கும் வருவதில்லை திருடன் என்பது சாத்தான் தீயவனை குறிக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வாழ்வழிக்க வந்தேன் அதை நிறைவாக அளிக்க விரும்புகிறேன் நான் நல்ல ஆயன் என் உயிரையே கொடுத்து உங்களை வாழ வைப்பேன் என்கிறார் அந்த வாழ்வழிக்க வந்த ஆண்டவருடைய பணியை இன்று உலகமெல்லாம் செய்து கொண்டிருக்கிற அன்னை மரியால் ஆண்டவருடைய முதற் சீடராக இருக்கிறார் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய சீடர்கள் தான் ஆக முதற் சீடராக இருக்கிற அன்னை மரியால் ஆண்டவருடைய சீடர்களாகிய நம்மை அவளை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரை போல ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவரை போல இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு அவரை போல இறை திட்டத்தை தேடி நிறைவேற்றுவதில் நம்பிக்கையோடு நாம் இருந்தால் சாத்தானுக்கு தீமைக்கு தீய காரியங்களுக்கு கடவுளுடைய திட்டத்துக்கு புறம்பாக போகின்ற ஈர்ப்பு எண்ணங்களுக்கு எந்த விதத்திலும் நாம் இடம் கொடுக்காமல் இருந்தால் அன்னையை போல ஆற்றல் மிக்க காரியங்களை நாம் செய்ய முடியும் என்பதையே அன்னை நாம் தாங்கி வருகிற தேரிலே என்னை போல் இரு என்னை பார் என்னிடமிருந்து கற்றுக்கொள் என்னை போல இருங்கள் நான் கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவள் எதுவும் தெரியாத வயதிலேயே இறைவனுக்கு ஆகட்டும் என்று என்னை அர்ப்பணித்தவள் ஆகவே கடவுள் உருவாக்கிய அழகோவியமாகிய நான் கடவுள் என்னை படைப்பின் முதற்கனியாக மாற்றி என் மகனுடைய பாடுகள் என் மகனுடைய மரணம் அவருடைய உயிர்ப்பில் வந்த அந்த மகிமையை அவருடைய மரணத்திற்கு முன்பாகவே என்னை அமல உற்பவியாக மாசற்ற கன்னியாக உருவாக்கி கடவுள் வாழுகின்ற இடமாக மட்டுமல்ல கடவுளுக்கான கோயிலாகவே என்னை மாற்றினார்கள் நாம் ரோமரு கிளி திருமுகம் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே படிக்கிறோம் ஆண்டவர் யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை தேர்ந்தெடுத்தார் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவர்களை அவர் ஆசிர்வதித்தார் யாரை அவர் ஆசிர்வதித்தாரோ அவர்கள் அவருடைய மகிமையில் பங்கு பெற்றார்கள் என்று புனித பௌலடியார் சொல்லுவார் அன்னை மரியாளை ஆண்டவர் ஆதியிலேயே குறித்து வைத்தார் ஆதி மனிதன் பாவம் செய்தபோது ஏவாள் செய்த பாவத்தில் இருந்து மனித குலத்தை விடுவிக்க புதிய ஏவாளாக மீட்பரின் தாயாக பாவத்தின் தலையை நசுக்குகிறவர்களாக தன் மகனோடு அவருடைய வல்லமையோடு பாவத்தை அழிப்பதில் இயேசுவோடு இணைந்து போரிடுகிற போர் முனையில் அணிவகுத்து நின்று எதிரிகளை வீழ்த்துகிறவளாக அன்னை இருக்கிறார் என்று அன்னை மரியாள் பற்றிய இயலிலே நாம் பார்க்கிறோம் அந்த அன்னையினுடைய வல்லமை நெருக்கமாக நாரோடு இணைந்திருக்கிற அல்லது மலரோடு இணைந்திருக்கிற நார் மனம் பெறுவது போல இயேசுவோடு இணைந்திருக்கிற இயேசுவே வாழுகின்ற இடமாக இருந்த அன்னை மரியால் ஆற்றல் அனைத்திற்கும் அதிபதியாக மாறுகிறார் தன்னுடைய வல்லமையெல்லாம் தன் தாய்க்கு கொடுத்து இம்மண்டலத்தில் ஆசிர்வதித்து இன்னகத்தில் அரசியாக விட்டிருக்கிறார் தன்னுடைய தாயை தன்னுடைய அரசி என்று அழைக்கிறார் ஆண்டவர் இயேசுவும் சாலமோனை போல தன்னுடைய அரியணைக்கு அருகிலே அன்னை மரியாளை அமரச் செய்து விண்ணக அரசியாக இறை ராஜ்யத்தின் அரசியாக தீமைகளை எதிர்த்து போரிடுகிற அரசியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே தீமைகளிலே இந்த உலகத்தின் போக்கிலே தீயவனுடைய சூழ்ச்சியிலே அன்று ஏவாளும் ஆதாமும் வீழ்ந்தது போல பாவத்திற்கு அடிபணிந்து போல கடவுளை விட்டு ஓடி ஒளிந்தது போல உலக போக்கில் போய் பாடுங்க சந்தோஷம் உருகிற மனசில நிச்சயம் உணர்ந்து பாடுங்க சங்கீதம் வேளாங்கண்ணி மாதாவே மரியே வாழி வேளாங்கண்ணி மாதாவே போட்டு மனசுக்குள்ளதான் வாங்கி பாடுங்க வழி நடப்பாட்டு கண்ணறி கண்டதும் கண்களில் நீர் வரும் கவலை பறந்திடும் எதனாலே அன்னையின் பேரருள் அடைந்திட போகிற ஆனந்தமாகும் அதனாலே சன்னதி கண்டதும் கண்களில் நீர் வரும் கவலை பறந்திடும் எதனாலே அன்னையின் பேரருள் அடைந்திட போகிற ஆனந்தமாகும் அதனாலே வேளாங்கண்ணி மாத அதுக்குள்ளதான் வாங்கி பாடுங்க வழி நடப்பாட்டு குடும்பத்தில் யாவரும் குறையற வாழனும் ஆரோக்கிய தாயின் அருளாலே கும்பிட போகிற நம்மிடம் தாய் அவள் கொடுத்திடுவாள் அருள் தன்னாலே குடும்பத்தில் யாவரும் புறையற வாழனும் ஆரோக்கிய தாயின் அருளாலே கும்பிட போகிற நம்மிடம் தாய் அவள் கொடுத்திடுவாள் அருள் தன்னாலே வேளாங்கண்ணி மாதாவே மரியே வாழி வேளாங்கண்ணி மாதாவே மரியே வாழி வேளாங்கண்ணி மாதாவே மரியே வாழி வேளாங்கண்ணி மாதாவே மரியே வாழி மரியே வாழி மரியே வாடியே வாடி வாழி மாதா கோயிலு வாங்க போகலாம் மாலைய போட்டு மனசுக்குள்ளதா வாங்கி பாடுங்க வழி நடப்பாட்டு மாதா கோயிலு வாங்க போகலாம் மாலைய போட்டு மனசுக்குள்ளதா வாங்கி பாடுங்க வழி நடப்பாட்டு வேளாங்கண்ணி போட்டு மனசுக்குள்ளதா வாங்கி பாடுங்க வழி நடப்பாட்டு மாதா கோயிலு வாங்க போகலாம் மாலைய போட்டு மனசுக்குள்ளதா வாங்கி பாடுங்க வழி நடப்பாட்டு ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே அன்னையின் தேர்ப்பவனியில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம் dear devotees of Our Lady of Velankanni as you are coming with great faith and trust in the corporation of Our Lady of Velangani. Make all your petitions, knowing that Our Lady is not our healer Mary is the health of the sick. All who have recourse to her will have their prayer granted. We see in the gospel there are three episodes. One is wedding at Cana. Mary was invited and Jesus and the disciples were also there. Mary really saw the deficiency, the scarcity of wine that is going to cause a great shame on the family that invited Jesus and Mama Mary. And she interceded for Jesus, them, and Jesus really made the wine surplus three jars full of wine, that it was a abundance of wine, and the wine was the sweetest and the tastiest, and a wonderful wine. Today, you may see in your life there are plenty of scarcity, deficiency. The deficiency could be in the form of health or wealth or peace or deficiency in the level of relationship among the members. And Our Lady intercede for your family. As you attend this corporate session, say the novena prayer every day see me intercede to Jesus, that my devotees, my daughter, my son, and our devoted family, they have this scarcity of health in their family. Someone is very sick, and the Lord is going to touch and bless from the car, sitting at the hand of our Blessed Mother. The infant Jesus will bless you. So you will have a fullness of blessing a surplus of blessing, abundance of blessing. My dear friends, in the same way, when Our Lady went to Elizabeth, when the lady greeted Elizabeth, Elizabeth said, When I heard your voice, the child in my womb leaped for joy. Mary is going to bring joy in your life. Like she brings abundance of blessings in your life, like she brought the abundance of wine in wedding at Cana. She will bring abundance of joy as she brought joy to John the Baptist in the womb of his mother. Likewise, the most important thing that we need in our life is the Holy Spirit. After the resurrection of the Lord, the disciples were so dismayed and they were so afraid, frightened and they did not know what is going to happen to them. They were afraid that they were also going to be killed. So they shut themselves in a locked room, and Our Lady was staying with them, encouraging them, asking them to pray for the coming of the Holy Spirit. And Our Lady's prayer was heard, and the Holy Spirit came upon the disciples in the form of the fire. They got encouraged, they became courageous. They went outside with the power of the Holy Spirit, proclaimed that Jesus is Lord. So, likewise, my dear friends, those who are attending this corporate session attended all the spiritual activities in Velangani or from your home, prayed the novena, attended the mass, attended today's Eucharistic adoration, and attended the corporate session, you will have the blessings abundance of joy, abundance of blessings, and the Holy Spirit in our life. So pray for the abundance of joy, abundance of complete blessings, and the same way, the great coming of the Holy Spirit, that you have the fruit of the Holy Spirit, joy and fullness and complete healing. Today, Our Lady the theme for third day novena is Mary the help mudar paattu அன்னையின் திருவடிக்க முதற் பாட்டு முதற் பாட்டு எங்கள் ஆரோக்கிய दर्पा நற்பாட்டு எங்கள் ஆரோக்கிய மாதானி வழிகாட்டு என்றும் அன்னை நின் திருவடிக்க முதற்பாட்டு உள்ளத்தை பக்தியினால் நீராட்டு நல்ல ஞானத்தை அளித்தம்மை தாளாட்டு ஞானத்தை பக்தியினால் நீராட்டு நல்ல ஞானத்தை அளித்தம்மை தாளாட்டு காலத்தை வென்றவளே காப்பாற்று காலத்தை வென்றவளே காப்பாற்று எங்கள் கலக்கத்தை கருணையினால் நீ மாற்று எங்கள் கலக்கத்தை கருணையினால் நீ மாற்று என்றும் அன்னை நின் திருவடிக்க முதற் பாட்டு எங்கள் ஆரோக்கியமானி மாதானி வழிகாட்டு என்றும் அன்னை நின் திருவடிக்க முதற் பாட்டு முடித்து வைக்கும் அற்புதமே மன ஏக்கங்கள் தீர்த்து வைக்கும் நற்சுகமே எண்ணிய முடித்து வைக்கும் அற்புதமே மன ஏக்கங்கள் தீர்த்து வைக்கும் நற்சுகமே புண்ணிய நலம் நிறைக்கும் பொற்பதமே புண்ணிய நலம் நிறைக்கும் பொற்பதமே உந்தன் பூபடி நினைப்பவர்க்கு நாளும் சுகமே இதழ் பூவடி நினைப்பவர்க்கு நாளும் சுகமே என்றும் அன்னையின் திருவடிக்க முதற் பாட்டு எங்கள் ஆரோக்கிய மாதானி வழிகாட்டு என்றும் அன்னையின் திருவடிக்க முதற் பாட்டு எங்கள் ஆரோக்கிய மாதானி வழிகாட்டு என்றும் அன்னையின் திருவடிக்க முதற் பாட்டு முதற் பாட்டு ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே தேர்ப்பவனி அழகாக அலங்காரமாக அன்னையின் பக்தர்களுடைய புகழ்ச்சியோடு வணக்கத்தோடு அன்னையின் தேர்ப்பவனி புனிதர்களோடு சேர்ந்து ஆலய முற்றத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு முன்னால் அவருடைய அன்பு கணவரும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையுமான கனவின் புனித சூசையப்பர் வர அவருக்கு முன்னால் புனித பதுவை அந்தோனியார் வர அவருக்கு முன்னால் புனித செபஸ்தியாரும் அனைவருக்கு முன்னால் கடவுளுக்கு இணை யார் கடவுளை போன்று இருக்கக்கூடியவர் யார் என்று அறிவிக்கின்றவராக மிக்கேல் வானதுதர் வருவதை பார்க்கிறோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இன்றைய தேர்பவனியானது ஆற்றலோடு மகிழ்ச்சியோடு நிறைவோடு இருக்கிறது அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாள் வீட்டுக்கு சென்றபோது எலிசபெத்தம்மாள் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துல்லியது அன்னை இன்று உங்கள் இல்லங்களில் உங்கள் உள்ளங்களில் எலிசபெத்தம்மாள் வயிற்றுக்குள்ளே ஸ்நாபகர்லப்பர் மகிழ்ச்சியால் துள்ளச் செய்தது போல அன்னையை புகழ்ந்து அன்னையை மகிமைப்படுத்தி அன்னைக்கு வணக்கம் செலுத்திய நமக்கு மகிழ்ச்சியை கொடையாக வழங்குகிறார்கள் காணாவூர் திருமணத்திலே அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்த இடத்திலே அவர்களுக்கு குறைவு ஏற்பட இருந்தது யூதர்களுடைய திருமணத்திலே மிக முக்கியமான ஓயின் அந்த ஒயின் தீர இருந்தது திராட்சை ரசம் அந்த திராட்சை ரசம் தீர இருந்ததை யாருமே சொல்லாத நிலையிலும் அன்னை மரியால் கண்டுபிடித்தார்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிற லட்சோப லட்ச மக்களில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களில் அவங்களுடைய குறைகளை உடல் குறையோ உள்ள குறையோ மனக்குறையோ கடன் தொல்லையோ பொருளாதார குறையோ பிள்ளைகளுடைய படிப்போ குழந்தையின்மையோ எந்த குறை உங்களை வாட்டிக்கொண்டிருந்தாலும் காணா ஒரு திருமணத்திலே அவர்களுக்கு ஏற்பட இருந்த குறையை கண்டுபிடித்த அன்னை உங்கள் குறைகளையும் கண்டுபிடித்து குழந்தை வரத்தை கொடுத்து மகிழ்விக்கப் போகிறவராக திருமண வரனை ஏற்படுத்தி மகிழ்விக்கப் போகிறவராக கடன் தொன்னையிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுக்கு உண்மையான விடுதலையை கண்டு இயேசுவில் நம்பிக்கை கொள்ள செய்ய போகிறவராக அன்னை மரியால் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிற பிள்ளைகளை ராயப்பருடைய மாமியாரை தொட்ட இயேசு அவர் எழுந்து பணிவிடை செய்ய செய்தது போல தன் மகனிடம் பரிந்து பேசி அனைவரையும் முழு சுகம் பெற்று எழுந்து நடக்க செய்ய அன்னை நம்மை எல்லாம் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு மகிழ்ச்சியையும் நல்ல சுகத்தையும் மட்டுமல்ல நிறைவை மட்டுமல்ல அன்று கலங்கி போய் இருந்த சீடர்களுக்காக பரிந்து பேசி அவர்களோடு ஜெபித்து திருத்தூதர் பணி முதல் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் சீடர்களோடு அன்னை மரியால் ஜெபித்தார்கள் அந்த ஜெபத்தினுடைய வல்லமையில அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதே தேவனுக்கு விருப்பமாக இருக்கிறது அவரை நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று நிறை உண்மையாகிய இயேசுவிடம் விட்டுச் செல்கிறவர் அந்த தூய ஆவியை நமக்கு பெற்றுத் தருகிறார்கள் ஆக இந்த தேர்ப்பவனியில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளை முழு மகிழ்ச்சியோடு நிறைவோடு பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாயிருக்க அன்னை நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக dear devotees of our blessed mother Our Lady of Velankanni Our Lady promises her intercession for all of us she is going to bless through her son with great health great happiness and abundance of blessings and above all with the gifts and the fruits of the Holy Spirit. May God bless you all. Have a wonderful day. Let us get ready for a good night's sleep with the blessings and intercession of our Blessed Mother. And we will have a great fourth day of Novena tomorrow. God bless you. எம்மை நாளும் நாளும் அதிசயமே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே உண்மை படிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே உதவிட வருவாயே தாயே தாய்மரியே உண்மை பணிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே உதவிட வருவாயே தாயே தாய்மதியே அழகிய நிலவே அருளின் இறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே அழகிய நிலவே அருளின் இறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே தயவே தாயே அருள் புரிவாயம்மா அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே